எல்லாருக்கும் வணக்கம் பியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்டர்லெஸில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் நைன் சாரியுடைய நம்பர் நைனுங்க பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி பீச் கலர்லேயும் இருக்குது பாடியில் வந்திருக்கக்கூடிய புட்டாஸ் வந்து கோல்டு டெஸ்டட் சரிலையும் இருக்குங்க அண்டு சில்வர் சரிலையும் இருக்குது பார்டர்லெஸ் சரியாக இருக்குங்க வார்ப்பு ஃபிஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரீ கூடயும் கட்டாயம் உங்களுக்கு சில்க் மார்க் டேக் வந்துடும் என்னதான் சில்க் மார்க் டேக் கூட நீங்கள் பியூர் சில்க் வாங்கினாலுமே அது பியூராக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாங்க அதுக்கான ரெஃபரன்ஸ் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீ பியூராக இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் saree number ten one zero ten balloon blouse red colour குங்குமம் ரெட் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரீ சாண்டில் கலர்லேயும் இருக்குங்க இதில் காப்பர் அண்டு சில்வர் இந்த ரெண்டு டெஸ்டட் சரி யூஸ் பண்ணியிருக்கோம் ஜரியை பொறுத்த வரைக்கும் டெஸ்டட் சரி ஹாஃப் ஐன் சரி சில்க்கு பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சில்க்கு சாரியோடைய price six thousand two hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்கிது வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குங்க nine zero four three eight zero nine five six two இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த சாரீ உங்களுக்கு வேணும்னா மட்டுமே புக் பண்ண சொல்லுங்கள் ஈவன் ஒரு பர்சன்ட் டவுட் இருந்தால் கூட நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டாம் சாரி நம்பர் லெவன் பார்க்குறீங்க பல்லுவன் blouse navy blue body of saree dark mustard எல்லோவில் இருக்குது கோல்டு அண்டு சில்வர் இந்த ரெண்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரியிலையும் புக் பண்ணலாங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனுக்கு எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிட்டேஷன்ஸோ கிடையாதுங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனுக்கு extra charges three hundred rupees இருக்குது அதை நீங்கள் முன்னாடியே பே பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அதை நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குங்க எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் க்ரெடிட் கார்டு ஆப்ஷனோ இஎம்ஐ ஆப்ஷனோ இல்லைங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாடி ஆஃப் சாரி பெய்ஜ் கலர்லேயும் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்டர் சரியில் புட்டாஸ் இருக்குது பல்லுவன் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா டார்க் வயலட் கலரில் இருக்குங்க saree number twelve next saree number thirteen one three thirteen balloon blouse magenta கலர்லேயும் body of saree teal blue கலர்லேயும் இருக்குங்க காப்பர் அண்டு சில்வர் இந்த ரெண்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் இருக்குங்க எல்லா சாரிலையுமே வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனாக வரும் இன்னர் லேயர் பிளைனாக வருங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒனே முக்கால் வாரப்பில் இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்க அதனால் உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் சாரீ சாரீ வந்து வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க saree number fourteen one four balloon blouse grey colour gold and silver இந்த ரெண்டு டெஸ்ட் சரிலையுமே புட்டாஸ் இருக்குங்க பாடி ஆஃப் சாரீ நல்லா டார்க் சாண்டல் கலரில் இருக்குங்க இதெல்லாமே கைத்தறியில் நெசவு செஞ்சுருக்கக்கூடிய சாரீஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கைத்தறி மார்க்ஸ் இருக்குங்க அதாவது light and dark colour thread mix பண்ணும்போது டார்க் கலர் த்ரெட் தெரியுது புட்டா சரியாக இருந்ததுன்னா டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய புட்டால லைட்டாக விலகி இருக்கிறது அண்டு சாரிலேயுமே uh, உங்களுக்கு அந்த light and dark colour thread mix ஆகும்போதோ அல்லது பல்லு ப்ளவுஸில் மிக்ஸ் ஆகும்போதோ கண்டிப்பாக அந்த டார்க் கலர் த்ரெட்டு தெரியுங்க எஸ்பெஷலி டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய ஹூக்ஸ் மக்ஸ்லாம் நல்லா தெரியும் இதே பிளாக் கலர் அந்த டார்க் கலர் வந்து பிளாக் கலராக இருந்தது அப்படின்னா இந்த பிளாக் கலர் த்ரெட்ஸ் வந்து நல்லாவே தெரியும் இதெல்லாமே உங்களுக்கு நார்மலாக ஹேண்ட்லூம் சாரீஸில் வரக்கூடியது தாங்க ஸோ அதெல்லாம் ஹேண்ட்லூம் மார்க்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ அதுக்கு வந்து ரிட்டர்ன் பாசிபிள் கிடையாது கலருக்கோ குவாலிட்டிக்கும் வந்து ரிட்டர்ன் பாசிபிள் கிடையாதுங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ கலர்லேயும் பாடி ஆஃப் சாரீ உங்களுக்கு டபுள் ஷேடில் வருது ராணி பிங்க் கலரில் டபுள் ஷேடில் வருது கோல்டு அண்டு சில்வர் இந்த ரெண்டு டெஸ்டட் சரிலையும் புட்டாஸ் இருக்குங்க saree number fifteen next saree number sixteen one six sixteen balloon blouse dark pink கலர்லேயும் body of saree navy blue கலர்லேயும் இருக்குங்க இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பியூர் சில்க் சாரீங்க இந்த சாரீஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை வாஷ் தான் பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாதுங்க சாரீ நம்பர் சிக்ஸ்டீன் பார்த்துட்ருக்கீங்க next saree saree number seventeen பல்லுவன் blouse pastel green colour body of saree half white half ஒயிட்டில் லைட்டாக உங்களுக்கு வந்து லைட் சாண்டல் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் கோல்டு அண்டு சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரியுமே இருக்குங்க all are pure silk sarees coming with silk mark certified handloom made price at 6200 rupees with a free shipping all over India you will get these sarees you can book through WhatsApp only Google Pay, Phone Pay, Paytm account transfer available with us. Once you did a payment, you have to send a screenshot with the transaction details. Sari number 18. There is a small booties in the body of sari. Copper, silver and gold. மூணு டெஸ்ட் டிசரியுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பாடியில் வரக்கூடிய புட்டால் பாடி ஆஃப் சாரி உங்களுக்கு டபுள் ஷேட் வயலட் கலரில் வருது வயலட் வித் uh, உங்களுக்கு ப்ளூ மிக்சிங்கில் தான் இருக்கும் balloon blouse also blue colour தான் உங்களுக்கு royal blue Next saree, saree number 19. Body of saree, navy blue, pallu blouse, pink color. Motifs will be there all, over the body. Gold, silver and copper. Three tested is also used in body of the saree. Only for damages return possible for that you have to provide parcel opening video, full parceling open video needed for uh, approaching return or exchange anything. Sari number 20. Pallu and blouse double shade blue and green, bluish green. Body of sari sandal color. Copper and silver zari ரெண்டுமே இருக்குங்க புட்டாஸில் சில்வர் சரி வந்து மீனா ஒர்க்குக்காக லைட்டாக வந்திருக்கும் சாரி நம்பர் டுவெண்ட்டி ஒன் பல்லுவன் blouse royal blue body of saree கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டோனுங்க அது என்ன அப்படின்னா இந்த டார்க் ஆரஞ்சோட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ அது பார்க்குறக்கு ஒரு மாதிரி அரக்கு கலர் மாதிரி தெரியுது ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் இருக்குங்க ஸோ நான் ரிட்டன் பாலிசி சொல்லும்போது டேமேஜஸ்க்கு மட்டும் ரிட்டன் சொல்லியிருந்தேன் அதுக்கும் வந்து ஓப்பனிங் பார்சல் வீடியோ வேணும்னு சொல்லியிருந்தேன் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லியிருந்தேன் அந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக இல்லைங்க அதாவது ஏதாவது டேமேஜஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சாரீ ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ரீஃபண்ட் பண்ணிடலாமே தவிர எக்ஸ்சேஞ்ச் இல்லைங்க ஸோ எப்பவுமே நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் கிடையாது கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டனும் கிடையாதுங்க ஒன்லி ஃபார் டேமேஜஸ்க்கு மட்டும்தான் ரிட்டன் பாசிபிள் டேமேஜஸ் கண்டிப்பாக வந்து வரவே வராதுங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு சாரியுமே செக் பண்ணி தான் நம்ம சென்ட் பண்ணுறோம் மோஸ்ட்லி வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிடுவோம் சம்டைம்ஸ் வந்து வீடியோ எடுத்ததுக்கப்புறம் புக்கிங் ஆனதுக்கப்புறம் கூட செக் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுறது உண்டு அப்படி நம்ம புக் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணும்போது அந்த சாரியில் ஏதாவது டேமேஜஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம யாருக்குமே சாரீ சென்ட் பண்ண மாட்டோம் யார் புக் பண்ணாங்களோ அந்த கஸ்டமரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி சாரீ டேமேஜாக இருக்குது நம்ம சென்ட் பண்ணல ஸோ நம்ம அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு அமௌண்ட்டை ரீஃபண்ட் தான் பண்ணுவோமே தவிர அமௌண்ட் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம டேமேஜ் சாரீ வந்து யாருக்குமே இது வரைக்கும் சென்ட் பண்ணது இல்லைங்க saree number twenty two body of saree royal ப்ளூலையும் பலூன் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டார்க் ஆரஞ்ச் இது வந்து காவி கலரில் இருக்குங்க பலூன் ப்ளவுஸ் வந்து காவி கலரில் இருக்குது இதிலே ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் தான் உங்களுக்கு புட்டாஸ் இருக்குது ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தாங்க வருது இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரில் இருக்கக்கூடிய அந்த பார்கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வரணாங்கிற நேம் வரும் அண்ட் எந்த பிளேஸ்லேருந்து நமக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்த சாரீஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்